ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு இன்னும் ஒரு புதிய புத்தம் புதிய ஆண்டில் கத்தர் நம்மை நுழைய செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனதார உங்களுக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக ஹலலூயா எப்பொழுதும் போல இந்த புதிய வருடத்திலும் இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எழுதுகிற சாட்சிகளுக்காக நன்றி நீங்கள் எழுதுகிற ஜப விண்ணப்பங்களுக்காக நன்றி தொடர்ந்து நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தின் வாக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகிறேன் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வருடத்தின் வாக்கு தத்துவமா எங்களது ஊழியத்திற்கு எங்கள் சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால நான் பேச இருக்கிறேன் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தின் கடைசி பகுதி கத்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் ஹலலூயா கத்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் கத்த இந்த வருஷம் ஒரு விளைச்சலை வர்த்திக்க பண்ணும் ஒரு ஆண்டாக நமக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் அநேக நாட்கள் ஒருவேளை விதைச்சிருப்பீங்க ஒருவேளை அறுவடையை பார்த்துருக்காமல் இருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது வருடம் அலலுயா நீங்கள் விளைச்சலை காணப்போகிற வருஷம் சாதாரண விளைச்சல் அல்ல அதை கத்தர் வர்த்திக்க செய்து you will increase the harvest of your righteousness லூயா பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் கத்தர் இந்த வருடம் உங்கள் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே உங்களுடைய அநேக எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நான் அநேக நாட்கள் நான் முயற்சிருக்கிறேன் அநேக காரியங்களை நான் நான் விதைத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நான் அறுவடையை பார்த்ததே இல்லை ஆனால் இந்த வருடம் இந்த வார்த்தையின்படியே கத் கர்த்தர் நீங்கள் விதைத்த எல்லா விதைப்புக்கும் ஒரு பெரிய அறுவடையை வர்த்திக்க செய்யும் ஒரு அறுவடையை மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்த்தேன் இந்த மாற்றத்தை நான் காணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதும் அப்படியே தான் முடிந்து விடுமோ என்று இந்த புதிய வருடத்தில் அநேகர் ஏமாற்றத்தோடு நுழைஞ்சிருக்கலாம் ஒரு வேலை நுழையும் போது எனக்கு எனக்கு வந்து சரியான ஒரு சூழ்நிலை இல்லை எனக்கு நான் வேறு மாதிரி யோசித்தேன் ஆனால் நான் வேறு விதமாக நுழைந்து விட்டேன் முதலாம் தேதி ஒரு வேலை இந்த வருஷமே அப்படி ஆகிடுமோ முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க சில பேர் அப்படி பார்த்துட்ருக்கீங்களோ கத்தர் எனக்கு உணர்த்துகிறார் ஒருவேளை என்னுடைய துவக்கம் சரியில்லை அதனால் எனக்கு வருஷத்தின் ஆரம்பமே சரியில்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அழுவியா காலத்தையும் சூழ்நிலையும் பார்க்காதீங்க சூழ்நிலைக்கு மேலான தேவன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு விளைச்சல் இந்த வருடம் ஒன்று நீங்கள் எப்படி துவங்கியிருந்தாலும் பரவாயில்ல கத்தோடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விளைச்சல் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விளைச்சல் நிச்சயமாய் உண்டு ஹலலூயா கத்த சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அதை செய்வாராங்க சரி எப்படி நான் விளைச்சலை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் இந்த வருஷம் இந்த விளைச்சல் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அது எப்படி பிரதிபலிக்கும் என்று ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன் எப்படி இந்த விளைச்சலின் நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் நான் விதைத்திருக்கிறேன் இந்த விளைச்சலின் நன்மை எப்படி என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப் போகிறது என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு முதல் காரியம் நான் விதைத்த என்னுடைய விதைப்பு நான் இவ்வளவு நாள் விதைச்சிருக்கிறேன் அறுவடையை பார்க்காம விதைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை சொன்னீங்கன்னா சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த காரியம் உங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் முதல் எனக்கு அறுவடை என்ன அறுவடை அப்படின்னா நான் கண்ணீரோடே விதைச்சா நான் கம்பீரமாய் அறுக்கும் ஒரு அறுவடையை முதல் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கத்தர் இந்த வருடத்தில் கொடுக்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு கண்ணீரோடு விதைத்து எனக்கும் ஒரு அறுவடை வருமா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் ஆண்டவர் சொல்கிறார் கண்ணீரோடு விதைத்தார் நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து ஆறு வசனத்தில் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை நான் கண்ணீரோட விதைச்சி ஒரு பெரிய அறுவடையை பார்த்து பார்த்து காத்திருந்தேன் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது பழைய நாட்களில் பழைய வருடங்களில் என்றால் இந்த புதிய வருடத்தின் வாக்கு தத்துவங்க நீங்கள் கண்ணீரோட விதைச்சிருந்தால் உங்களுக்கு கம்பீரமான அறுவடை காத்திருக்கிறது ஒருவேளை நீங்கள் நீங்கள் வந்து யோசிச்சுருக்கலாம் இந்த கண்ணீரை எல்லாம் மறந்து போயிருப்பாங்களோ ஒன்று கண்ணீரை மனுஷங்க மறக்கலாங்க கத்தவங்க கண்ணீரை மறக்கலை அவர் உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் சிந்தின அனைத்து கண்ணீரையும் துருத்தியில் வைத்து அதற்கு பதிலளிக்கிற தேவன் நானே பதில் செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறது இந்த ஆண்டு கத்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பாரா நீங்கள் அறுக்கும் அறுவடை தான் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கத்தர் வெளிப்படுத்தும் ஒரு அறுவடை தான் அவர் கொடுக்கும் பதில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு கண்ணீர் எனக்கு ஒரு கம்பீரமான அறுவடையாக நான் கண்ணீரோடு விதைச்சிட்டேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் கம்பீரமாக சிரித்த முகத்தோடு கூட நீங்கள் அறுக்க போகிறீங்க ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு காத்திருக்கு கலலூயா சோர்ந்து போகாதீங்க மனம் தளர விடாதீங்க என் கண்ணீரை கத்த திருத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் சிந்தின கண்ணீர் ஒன்றும் வீணாக போகவில்லை அது ஒவ்வொன்றுக்கும் அநேக வர்த்திக்க செய்யத்தக்க ஒரு அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அநேகர் வந்து நினைக்கலாம் இவங்க வந்து எப்படி இந்த காரியத்தில் எழும்பி மேலே வருவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் வேறு எந்த ஆதாரமுமே இல்லையே அப்படின்னு ஒரு வேலை நினச்சிருக்கலாம் எந்த ஃபவுண்டேஷனுமே இல்லையே எந்த காரியம் எந்த சோர்ஸுமே இல்லையே இந்த குடும்பம் முன்னேறுவதற்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிருந்தீங்கன்னா அந்த விதை ஜபமாக இருக்கலாம் அந்த விதை விசுவாசமாக இருக்கலாம் அந்த விதை ஏதோ ஒரு முயற்சியாக இருக்கலாம் அந்த விதை கத்தருக்காக செய்யும் ஊழியமாக இருக்கலாம் அந்த சொல்கிறார் அதற்கு ஒரு பெரிய அறுவடையை நான் வச்சிருக்கிறேன் மகளே மகனே என்று கத்த சொல்லுகிறேன் இனி இருபத் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததை நீங்கள் கம்பீரமாய் அறுக்கும் ஒரு ஆண்டு அதை நீங்கள் கண்களால் பார்த்து மகிழும் ஒரு ஆண்டு அதை அனுபவிக்கும் ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடுத்து ஒரு ஆசீர்வாதம் ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வெட்கத்தோடே கூட விதைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கத்த வெட்டிப்பான பலனை தருவார் நான் கண்ணீரோடு விதைச்சிட்டு இருந்தேன் எனக்கு கம்பீரமாய் அறுக்கும் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபது இருபது ரெண்டாவது நான் வெட்கத்தோடு விதைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு ஏசாய அறுபத்தொன்று ஏழு இப்படி சொல்கிறது வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபது உங்கள் வெட்கத்தின் ஹலலுயா விதைப்புக்கு இரட்டத்தனையான பலனை கத்தர் உங்களுக்கு அளிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை வெட்கத்தோடு எப்படி விதைச்சிருப்பீங்க ஒருவேளை நீ ஆல்ரெடி செய்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் அந்த தோல்வியின் சொன்ன மறுபடியும் முயற்சி செய்யணும் அநேகர் ஒருவேளை நம்மளை பார்த்து எழுந்து பேசியிருப்பாங்க நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நம்மளை பார்த்து ஆனால் திரும்ப திரும்ப நம்ம முயற்சி செய்வோம் திரும்ப திரும்ப திரும்ப முயற்சி செய்வோம் ஒருவேளை திரும்பவும் தோல்வி ஒருவேளை திரும்பவும் முயற்சி செய்யும்போது திரும்பவும் நஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நமக்கு வந்திருக்கலாங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ வெட்கத்தோடு விதைச்ச அந்த விதைப்பு உனக்கு கலலுயா வெட்டத்தனையான ஒரு அறுவடையாக உன் கரங்களில் உன் குடும்பங்களில் அது வந்து சேரும் என்று கற்று சொல்லுகிறேன் அப்போ வெட்கத்தோடு விதைச்சவங்கள்லாம் இன்றைக்கு மகிழ்ந்து கலிகூறுங்க வெட்கப்பட்ட நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நம்பின தேவன் நீங்கள் நம்பின இயேசு உங்களை வாழ வைப்பார் நீங்கள் நம்பின இயேசு உங்களுக்கு இரட்டத்தனையான விளைச்சலை தருவாருங்க வெட்கப்பட்டு விதைச்சிட்டேன் வெட்கப்பட்டு விதைச்சிக்கிட்டே இருந்தேன் அக்கம் பக்கத்தால் என்னை பார்த்து நகைச்சாங்க அன்றைக்கு நகோமியை பார்த்து எல்லாம் நகைச்சாங்க நிறையா எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் விட்ட ஒரு சூழ்நிலை பெத்லகேமுக்கு நகோமி திரும்பி வரும்போது நிறையா அது அறுவடை காலமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி ஒருவேளை வெட்கத்தோடு விதைச்சவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க நான் விதைச்சி விதைச்சி எனக்கு வந்து ஒன்றுமே எனக்கு மீறலை நஷ்டம்தான் அடைஞ்சிட்டேன் நான் இனி இந்த ஒரு பெரிய தோல்வியிலிருந்து நான் எப்படி மீண்டும் எழும்பி வர முடியும் அப்படின்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நகோமியை போல நகோமி எல்லாவற்றையும் இழந்து விட்டார் தன் கணவனை இழந்து விட்டார் தன் இரண்டு குமாரர்களை இழந்து விட்டார் எல்லாவற்றையும் இழந்தவளா வரா நகோமி அறுவடை நாட்களில் பெத்லகேமுக்குள் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு கூட பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது அறுவடை நாட்கள் அலலுயா அறுவடை நாட்களில் நீங்கள் பட்ட வெட்கத்திற்கு உங்களுக்கு ரெட்டத்தனையான பலனை கத்தர் உங்களுக்கு தருவாங்க நான் வந்து நான் வெட்கப்பட்டேன் இனி செய்ய மாட்டேன் இனி விதைச்சது போதும் அப்படின்னு ஒரு வேலை மனம் சோர்ந்து போய் ஒரு வேலை வித்ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் நீ வெட்கத்தோடு விதைத்த விதைப்பை அறிந்திருக்கிறேன் அதற்கு ஒரு பதில் உண்டு அவர் நீதியின்படி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று ரெண்டு குறிஞ்சர் ஒன்பது பத்து சொல்றது அவர் நீதியுள்ள தேவங்க நீங்க வெட்கத்தோடே விதைத்த காரியங்கள் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டு நடந்த காரியம் அவமானம் பட்டு திரும்ப பேசாதிருந்து அமைதலாய் ஆண்டவர் நிமித்தம் போன காரியங்களை அவர் பார்க்குறார் இப்போ உங்கள் நாமத்துக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் உங்கள் நாமத்துக்காக தான் இந்த அவமானத்தை சகிச்சுக்கிறேன் உங்கள் நாமத்துக்காக இந்த ஷேம் தான் ஆண்டவரே ஆனால் உங்கள் நாமத்துக்காக தான் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டு தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஹலலூயா நீங்கள் மகிழ்ந்து கதி கூறுங்கள் நீங்கள் கம்பீரமாய் பாடப்போகிறீர்கள் உங்கள் அறுவடையின் நாட்கள் அது ரெட்டிப்பான அறுவடை ஹலலூயா அது டபுள் ஃபோல்டு ஆர்வஸ்டை கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு நீங்கள் பட்ட வெட்கத்திற்கு இன்றைக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க இருக்கிறார் அறுவடை உங்களுக்கு பதில் சொல்லும் இந்த வெட்டத்தனையான அறுவடை உங்களுக்கு நிச்சயமாய் பதில் சொல்லும் மூணாவது ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார் மத்தேயு ஆறு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எப்படி சொல்லுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தானே வெளியரங்கமாய் பதிலளிப்பாராம் அந்தரங்கத்தில் நீங்கள் செய்த நன்மைகள் அந்தரங்கத்தில் நீங்கள் செய்த ஜபங்களுக்கு கத்தர் வெளியரங்கமாய் பதில் தருவாராம் மூணாவது ஒரு அறுவடையை நான் உங்களுக்கு வை முன்பாக வைக்க இருக்கிறேன் அது அந்த ரங்கத்தில் விதைத்த கலலுயா அந்த விதைப்புக்கு கத்தர் வெளியரங்கமான ஒரு விளைச்சலை கட்டளையிட கலலுயா வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாருங்க அந்த ரங்கத்தை விளைச்சிருப்பீங்க மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது உங்களுடைய மனக்குமுறவுகளை மற்றவங்ககிட்ட நீங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் கூட உங்களுடைய மன கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ அந்த ரங்கத்தில் பட்ட கஷ்டம் நீ அந்த ரங்கத்தில் வைத்து நீ சிந்தின கண்ணீர் நீ அந்த ரங்கத்தில் அலலூயா செய்த எல்லா முயற்சியும் நான் அறிந்திருக்கிறேன் பதில் வந்து அந்தரங்கமாக வராது நீங்கள் விதைச்சது வந்து அந்தரங்கத்தில் இருக்கலாம் நீங்கள் செய்த நன்மை வந்து அந்தரங்கத்தில் இருக்கலாம் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்தரங்கமாக இருக்கலாம் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது என் கஷ்டத்தை என் அவமானத்தை மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது எனக்கிட்ட நெருக்கமானவங்ககிட்ட கூட அதை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு வேலை அந்த ரங்கத்தில் நீங்கள் சென்ற பாதை அது ரொம்ப டார்க்கஸ்ட் பீரியடாக இருக்கலாம் அவங்க லைஃப்பில் அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க அந்த அந்த அந்தரங்கத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்த முயற்சி எல்லாம் ஒரு விதைப்புங்க அல்லது ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்த எல்லா காரியத்திற்கும் கத்தர் வெளியரங்கமாக பிதாத்தாமே உங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார் பிதாத்தாமே உங்களுக்கு ஒரு வெளியரங்கமான அறுவடையை கட்டளையிடுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியரங்கமான அறுவடை ஓ இத்தனை நாள் இப்படி இருந்தாங்களே இப்படி மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அலலுயா எல்லாரும் உங்களை பார்த்து அலலுயா ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆச்சரியங்களை கத்தர் கட்ட விழுக்கிறார் உங்களுக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது அந்த ரங்கத்தில் பட்ட கஷ்டம் அந்த ரங்கத்தில் சிந்தின கண்ணீர்கள் அந்த ரங்கத்தில் செய்த ஜபம் அந்த ரங்கத்தில் செய்த முயற்சி அந்த ரங்கத்தின் மனக்குமுறல்கள் அந்த ரங்கத்தின் மனவேதனை கத்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் ஒரு வெளியரங்கமான அறுவடை எங்களுக்கு கொடுக்கப்படும் மூன்று விதமான அறுவடையை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக எனக்கு நீதியின் விளைச்சல் எனக்கு உண்டு கத்தரின் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வோம் என்னுடைய அறுவடை இந்த வருடம் மிகப்பெரியதாக இருக்கும் அவர் நீதியின்படி எனக்கு விளைச்சல் ஒரு அமோக விளைச்சல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எப்பேற்பட்ட விளைச்சல் மூன்று விதமான ஒரு ஒரு பிரதிபலிக்கும் அந்த அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்ன முதல் காரியம் நீங்கள் கண்ணீரோடு விதைச்சதுக்கெல்லாம் கம்பீரமாய் ஒரு பெரிய அறுவடை உண்டு ரெண்டாவது நீங்கள் வெட்கத்தோடு பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அந்த விதைச்ச விதை விதைத்த விதைப்புகளுக்கும் ரெட்டிப்பான அறுவடையை கொடுக்கும் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அது மாத்திரம் அல்ல அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்த காரியங்கள் அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்த விதைப்பு கத்தர் உங்களுக்கு வெளியரங்கமான ஒரு விளைச்சலை கொடுக்குற ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் கத்தர் சொன்ன நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிக்காமல் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு இன்றைக்கு கத்துடைய வார்த்தை வந்திருக்கிறது வாக்கு தத்தம் வந்திருக்கிறது வேதத்தில் வசனம் இருக்குது எல்லா வாக்கு தத்துவமும் இயேசுவுக்குள் கத்தருக்குள் கிறிஸ்தேசுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனங்கள் எல்லாம் நான் பேசின எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவு பெறணும் அதுக்கு நீங்கள் விசுவாசித்தா மாத்திரம் போதும் இருக்கும் இடத்துல கண்களை மூடி இந்த வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இதை அங்கீகரித்து இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் நீங்கள் இந்த ஆண்டில் ஒரு பெரிய சாட்சிகளாய் மாறுவீர்கள் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் அன்பின் பரலோக சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே இசப்பா துதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் அப்போ நம்முடைய வாக்கு தத்தமான இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசி இருக்கிறேன் இந்த வார்த்தையின்படியே நன்மை உண்டாகட்டும் இந்த வார்த்தையின்படியே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் செழிப்பு உண்டாகட்டும் இம்மட்டும் மட்டும் மாறலை இந்த வார்த்தை இதை பார்க்கிறவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டுமே வெறுமையாய் திரும்பாத உடைய வாக்குத்தத்தமான இந்த வசனம் ஆண்டவரை பார்க்கிறவர்களின் சூழ்நிலையை மாற்றி உடைய வார்த்தையின் வல்லமையை கத்தாவே அதை வெளிப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா உது நீதியின் விளைச்சலை நீர் வர்த்திக்க செய்யும் ஒரு ஆண்டாய் ஆண்டவரை கண்ணீரோடே பட்ட கஷ்டங்களுக்கு கம்பீரமாய் அறுவடை அறுக்கும் ஒரு ஆண்டாய் அந்த வெட்கத்தோட விதைத்த விதைப்புக்கெல்லாம் இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாய் அது மாத்திரமல்ல அந்த ரங்கத்தில் ஆண்டவரை செய்த எல்லா காரியங்களுக்கும் அந்த ரங்கத்தில் செய்த எல்லா விதைப்பும் ஜபமும் கஷ்டத்திற்கும் வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அறுவடையை ஆண்டவரை நீ கொடுக்கும் ஒரு ஆண்டாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அல்லவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி பலவீனமாக பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மனசோர்வோடு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சூழ்நிலை மாறுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கும் ஒரு நன்மை வருமா என்று பார்த்து கொண்டிருக்க விசேஷமாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தால் இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விளைச்சலை கொண்டு வரட்டும் சூழ்நிலையை மாற்றுங்க சூழ்நிலையை மாற்றுங்க அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க எல்லா விதமான ஆண்டு அழுகையும் கழிப்பாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நீ அப்படியே செய்கிறதற்காக உனக்கு நன்றி செல்லும் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தும் நீ பெருமட்சகமாக இயேசுவின் உன்னத நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக wish all happy and blessed new year twenty twenty